சோகல காய்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேமிங் தமிழன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் வந்துட்டு பிளாக் ஷிப் அவார்டுக்கு போனார் அதுக்கப்புறமா அவர் வந்து கப்பை வாங்கினார் கப்பை அடித்தார் அவார்டை வாங்கினார் வீட்டுக்கு வந்தார் இதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எஸ்ஆர்எம் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் வந்து கதறி எழுதியிருக்காரு பிளாக் ஷிப் அவார்டில் போய் அப்படின்னு வந்துட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா நண்பா ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பழைய கண்டென்ட் மாதிரி போடல ஸோ இது வந்து இந்த கண்டென்ட் மட்டும் போட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அந்த கண்டென்ட்லாம் வரும் ஓகேவா நண்பா ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதில் இங்கே நடக்க பிரச்சனை என்ன அப்படின்னு வந்துட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவங்க வந்துட்டு ஜிடி ப்ரோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்க வந்துட்டு அந்த மாதிரி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு எஸ்ஆர்எம் வந்துட்டு பிளாக் ஷீப் அவார்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு அவர் வந்துட்டு என்னென்னா இது பண்ணலை ரெகக்னேஷன் எங்களுக்காண்டி ரெகக்னேஷன் கிடைக்கல போன வாட்டி மாதிரி கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்காரு எப்படின்னா எப்படி வந்துட்டு நான் சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு போன வருஷம் ஓகேங்களா நண்பா போன வருஷம் கேமிங் தமிழன் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா கேமிங் தமிழனா வந்துட்டு எஸ்ஆர்எம் ப்ரோவையோ அதுக்கப்புறமா பிவிஎஸ் கேமிங்கையோ அது மாதிரி நிறையா யூடியூபர்ஸை வந்துட்டு என் கூட நாமினேஷன் என்னென்னா எல்லாத்தையும் வந்துட்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு கூப்பிட்டுருப்பார் ஓகேங்களா ஸ்டேஜில் வச்சே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரெகக்னேஷன் வந்துட்டு கேமிங் தமிழ் வந்துட்டு கொடுத்துருப்பார் ஓகேங்களா ஆனால் இந்த தடவை வந்துட்டு கேமிங் தமிழ் வந்துட்டு ரெகக்னேஷன் கொடுக்கல அப்படின்னு வந்துட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எம் வந்துட்டு இதை வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு வைக்காரு ஓகேங்களா ஸோ இங்கே யார் பண்ணுறது தப்பு அப்படின்னு வந்து தான் நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா நண்பா இது யார் பண்ணுறது தப்பு அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்ஆர்எம் பண்ணுறது தான் மிகப்பெரிய தப்புன்னு நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா போன வாட்டி வந்துட்டு நம்ம கேமிங் தமிழ் அண்ணா வந்து உங்களுக்கான ரெக்கக்னேஷனை எல்லா யூடியூபர்ஸுக்கும் சமமாக கொடுத்தது வந்துட்டு எந்த ஒரு வியூஸுக்காண்டியோ எந்த ஒரு காரணத்துக்காண்டியுமே இல்லை நண்பா என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ எல்லாருமே வியூஸ் கம்மியாக இருக்காங்க சேனல் வந்துட்டு ஒரு ஒரு ஏஜுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் செஞ்சது அவருடைய நல்ல மனசு ஓகேவா அந்த இதை வந்துட்டு அவர் இந்த வருஷம் பண்ணலை அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது வந்துட்டு பெரிய முட்டாள்தனம் ஓகேங்களா அப்படி தான் நான் வந்துட்டு சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி முன்னேறணும் அப்படி தான் நீங்கள் வந்துட்டு நினைக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்துட்டு இங்கேருந்து அவர் வந்துட்டு ரெக்கக்னேஷன் கொடுக்கல அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறது வந்து பெரிய ஒரு தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டுமே இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் ஓகேவா நம்ம போன வருஷம் இந்த நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு எந்த ஏஜ்லேயுமே ஒரு கேமிங்னு ஒரு லெவல்லே அவரே வந்து சொல்லியிருப்பார் அதுக்கு முந்தின வருஷம் ஓகே நண்பா போன வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரெக்டாக அதுக்கு முன்னாடி கேமிங்னு ஒரு கேட்டகரியே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கேமிங் கேட்டகரியே வந்துட்டு இல்லை அதனால் வந்துட்டு அதனாலயே நான் வந்துட்டு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு அவார்டை வாங்குகிறேன் அப்படின்னு வந்துட்டு கேமிங் தமிழ் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஓகேங்களா நண்பா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வந்துட்டு எல்லாருமே கேமிங்னு ஒரு கேட்டகரியே நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு வந்துட்டாங்க நம்ம கேமிங் தமிழன் அண்ணானாலேயே ஓகேங்களா அவர் வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு பண்ணது வந்து கேமிங்னு ஒரு விஷயம் விஷயம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு இந்த யூடியூப்பில் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வெளியே தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சி அவர் போன வருஷம் வந்துட்டு பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா நண்பா இந்த வருஷம் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறது வந்து உங்களுடைய முட்டாள்தனம் அதுவுமே இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு நல்ல நிலமையில தான் போன வருஷம் இல்லை ஓகேங்களா நண்பா நல்ல நிலமையில இல்லை ஆனால் இந்த இந்த வருஷம் வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க யூடியூப்பில் சரி ஃப்ரீ ஃபயர்ஸ்லேயே கிராண்ட் மாஸ்டர்லேயும் எந்த ஒரு சூழ்நிலையுமே இந்த வருஷம் வந்துட்டு ரொம்பவே கேமிங்லேயே நிறைய பேர்ஸ் வந்துட்டு வந்துட்டாங்க எப்படின்னா டிஜிபி சிங்கமாக இருக்கட்டும் நம்ம எவ்வளோ பேர் யூடியூபர்ஸ் ஓகே நண்பா எல்லாமே வேறு லெவல் ரீச்சில் தான் கிடச்சிருக்காங்க ஓகேங்களா நண்பா இந்த ரீச்சை வச்சுட்டு நம்ம எப்படி மேலே ஏறுறது அப்படின்னா வந்துட்டு வந்து தான் நினைக்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு சின்ன ரெகக்னேஷன் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது வந்துட்டு பெரிய தப்பு ஓகேங்களா நண்பா சரி ரைட்டு ஜிடிக்கிங் ஏன்டா இது பண்ணலை ஓகேங்களா எதுக்கு ரெகக்னேஷன் கொடுக்கல அவர் என்ன என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவரே வந்துட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பார் ஓகேன்பா ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு சரியாக தெரில ஓகேங்களா நண்பா அது வந்துட்டு அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது வந்துட்டு பர்சனல் அவரோடைய பர்சனல் அவரே வந்துட்டு நிறைய வீடியோலேயே அவரே சொல்கிறாரு அது வந்துட்டு நம்மளுக்கு சுத்தமாக புரியல ஓகே நண்பா ஸோ அதனால ஆங்கரிங் ஆகணுங்காங்க என்னன்னு சொன்னால் அந்த ஃப்ரீ ஃபயர் பேன்னால தான் எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் பேன் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகலாம் அப்படின்னு வந்துட்டு திருதிருன்னு எல்லா யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா நண்பா கேமிங் இப்படின்னு இவ்வளோ வருஷம் இருந்தாச்சு நாலு வருஷம் இருந்தாச்சு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வந்துட்டு வாழ்க்கையே ஒரு கேள்வி கட்ட கட்டத்தில் இருக்கும்போது வந்துட்டு அப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்க ஸோ அவர் வந்துட்டு என்ன பிரச்சனையில் இருக்காருன்னு எல்லாருக்குமே வந்துட்டு புரியுது ஓகே நண்பா அப்போம்போது அவர் வந்துட்டு எதை யோசிப்பார் அவருக்கு என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு வந்துட்டு தெரியல அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பேசுகிறாருன்னு வந்துட்டு அவ ஒரு ஏதோ ஒரு இதில் பிரச்சனையில் கூட இருந்துட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு சரி இதோ இருந்து கூட பண்ணியிருக்கலாம் ஓகே நண்பா அதை கூப்பிடாமல் இருந்திருக்கலாம் ஸோ இதை வந்துட்டு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு நினைக்காங்க ஓகேங்களா நண்பா அப்படி வந்து அவர் நினச்சிருந்தா வந்து அவருடைய சேனலில் எஸ்ஆர்எம் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கேன் வைக்க மாட்டார் கம்யூனிட்டி டேப்லேயோ சரி எல்லா ரெக்கக்னேஷன்லேயும் எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம்ங்கிற பேர் அவருடைய சேனலில் இல்லாமல் இருந்ததே கிடையாது ஓகே நண்பா ஸோ அவர் அவருடைய சேனலில் எஸ்ஆர்எம்ங்கிற பேர் இல்லாமல் இருந்தது கிடையாது ஸோ யா அவர் வந்துட்டு எஸ்ஆர்எம் வந்துட்டு யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க எஸ்ஆர் இதில் வந்துட்டு எஸ்ஆர்எம் ப்ரோ மேலேயும் தப்பு கிடையாது அவருடைய சுச்சுவேஷன் படி அது வந்து தப்பு கிடையாது ஓகே நண்பா அது யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க ஜிடி ப்ரோ வந்து செஞ்சதும் வந்துட்டு தப்பு கிடையாது என்னைய ஓகே நண்பா ஸோ இந்த இந்த பிரச்சனையை முடிச்சுக்கோங்க இதோட வந்துட்டு பிரச்சனை யாருமே வளர்க்க நடக்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன் ஓகே நண்பா இதுக்காண்டி வந்துட்டு நான் கேமிங் தமிழன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அவர் செஞ்சது பெரிய தப்பு அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்போ நான் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஸோ அவருடைய அவர் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கை போட்டு தான் வந்திருக்காரு ஓகேங்களா நண்பா யாருடைய ரெகக்னேஷன் படியும் வரல அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா நண்பா யார் பண்ணதுமே தப்பு இல்லை அப்படின்னு வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் பண்ணது தப்பு அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ ஜிடி ப்ரோ பண்ணுதான் தான் பெரிய தப்பு அப்படின்னாலும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்கப்பா என்னையை பொறுத்தவரை ஜிடி ப்ரோ பண்ணது பெரிய தப்பு கிடையாது ஓகேங்களா எல்லாருமே ஒரு நல்ல ரெக்கக்னேஷனில் நல்ல ஒரு ரீச்சில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் அப்புறம் ஏன் இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வந்து ஏங்குறீங்களோ அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா நண்பா ஸோ வந்துட்டு இந்த வீடியோ இதோட வந்துட்டு முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க ஓகே நண்பா இவெல்லாம் ஒரு ஆளாடா எப்படி இப்படின்னு நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணி விடுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க ஓகே சம்பா அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு ஃபன்னி கேம் பிளேஸ் வந்துட்டு போட்டுட்ருக்கோம் ஃபன்னியாக பேசி போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா நண்பா இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்து அப்படி வந்துட்டு மொத்தமாக எழுதி போடுவோங்க பை